வணக்கம் இப்போ நாம் க்ரூட் இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டீன்த் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு nine o'clock so open ஆன ஒன் மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டில் பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகுது buy at five two one six அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல ஸ்ட்ரைட் லைன் அது பார்த்தீங்க அப்படின்னா first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா stop loss line five two one சிக்ஸில் நமக்கு பைக்கால் வந்திருக்கு இதில் நமக்கு எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா five two twenty nine point zero four so five two thirty வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நயன் ஒன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்குன்றனால கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு கேண்டில்னுடைய கலர் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செல்லிங் டன்னா ரெட் கலரில் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது டுவெல் பிஎம் தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நமக்கு என்ன கால் வருது அதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ ஓப்பனிங் வந்து கேப் அப்லாம் நல்லா இருந்துச்சு ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் டேயே கம்பேர் பண்ணும்போது மோர் தென் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் கேப் அப் இருக்குது ஸோ நல்ல மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்த்து தான் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு அந்த என்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் ஓப்பனிங்கே ஷோ பண்ணுறோம் இந்த ஓப்பனிங் என்ட்ரி எப்படி போகுது அடுத்த டுவெல் ஓ கிளாக் அப்புறம் என்ன கால் வருது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாம இந்த சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரிக்கும் மினிமமாக ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம் ஃபைவ் டு சிக்ஸ்டீனில் பைக்கால் வந்து வந்திருக்கு இது வந்து ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸை தாண்டுதா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நமக்கு பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு ரொம்ப நேரம் பையிங் ரேஞ்சில் அந்த ஃபைவ் டு டுவெண்ட்டி ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போனது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சடனாக ஒரு டென் ஓ கிளாக் போல் ஃபஸ்ட் ஸ்டார் அட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் அகெயின் அந்த பையிங் ட்ரெண்ட் கண்டினியூஷன் இருந்துட்டே இருந்தது மார்க்கெட் செகண்ட் டாரட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டு ஃபார்ட்டி டூ வரைக்கும் ரைஸ் ஆச்சு அப்படி ரைஸ் ஆகிட்டே இருந்தது நமக்கு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் டுவெண்ட்டி வரைக்கும் பையிங் ட்ரெண்டில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு காலையில் நைன் ஓ கிளாக்கில் ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆன பை கால் இப்போ டுவெல் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அதே பையிங் ட்ரெண்ட்லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு ட்ரெண்ட் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீனில் சேஞ்சே வந்து நடக்கலை ஸோ அதனால தான் நமக்கு கேண்டில்ஸ்னுடைய கலர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் க்ரீன் கலரில் இருந்தது இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு நமக்கு ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி டூக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால sell at five two twenty four அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம வந்து இப்போ க்ரூட் ஆயில செல் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்திருக்க ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் கால் தான் ஸோ இதில் மினிமம் வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸுங்க இங்கே ஃபைவ் டு ஃபோர்டீன் ஆச்சு பிரேக் அவுட் பண்ணணும் இதில் நமக்கு ஷோ பண்ணுற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டு லெவன் கிட்டக்க ஷோ பண்ணுது ஸோ ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோரில் வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும் மார்க்கெட் வந்து ஏறுது ரைசிங்கில் இருக்குன்னு கேல பையிங் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் வரும் அதே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது செல்லிங் ட்ரெண்டாக இப்போ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்கையில் டக்கு நமக்கு கேண்டிலுடைய கலர் வந்து ரெட் கலரில் மாறிடும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இது ரிலேட்டடாக டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு மார்னிங்கில் வந்திருக்க பை கால் பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் அட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணி ஃபுல் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி பையிங் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ டுவெல் ஃபார்ட்டி வரைக்கும் செல்லிங் ரேஞ்சில் இருந்தது இப்போ நமக்கு ஃபைவ் டூ ஒன் த்ரீ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ நமக்கு ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோரில் செல்லுன்னு சொல்லி வந்தது லெவன் பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால் இப்படி தான் மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ